சேஞ்ச் பாஸ்வேர்ட் டுடோரியலின் இரண்டாம் பகுதிக்கு நல்வரவு போன டுடோரியலில் சப்மிட் செய்த ஃபார்ம்ஸ் ஐ சோதிக்க கற்றோம் நம் டேட்டா வால்யூஸ் இங்கே உள்ளன டேட்டாபேஸ் இனுள் நம் பாஸ்வேர்ட்ஸ் என்கிரிப்ட் ஆகி உள்ளன என்பது நினைவில் இருக்கட்டும் ஆகவே இந்த ஃபீல்ட்ஸ் கிடைத்ததும் நான் அவற்றை எம்டி5 ஹாஷ் ஆக என்கிரிப்ட் செய்வேன் பிராக்கெட்ஸ் ஐ கவனமாக இடவும் இங்கே ஹைலைட் ஆகி இருப்பது நம் பாராமீட்டர் இங்கே நம் MD5 என்கிரிப்டட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும் இந்த ஃபீல்டை சோதித்து அவை இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும் இப்போதைக்கு நம் ஃபார்ம் சப்மிட் ஆன பின் ஏதும் நடக்கவில்லை முதலில் சொல்வது செக் பாஸ்வேர்ட் அகெயின்ஸ்ட் டிபி இதற்கு டேட்டாபேஸ் உடன் இணைக்க வேண்டும் நாம் ஏற்கனவே டேட்டாபேஸ் உடன் லாகின் பேஜ் போன்ற பல பக்கங்களில் இணைந்தோம் ஆகவே இதை தனி ஃபைலாக ஆக்கலாம் இன்க்ளூடு என்போம் இன்க்ளூடு connect.php ஒருமுறை எழுதிய லாகின் ஸ்கிரிப்ட் உடன் இணைக்கலாம் மீண்டும் மீண்டும் எழுத தேவையில்லை இந்த டுடோரியலுக்காக நான் அதை மீண்டும் மீண்டும் டைப் செய்கிறேன் கற்க இது நல்லது கொடுப்பது connect equal to mysql underscore connect நம் லோக்கல் ஹோஸ்ட் டேட்டாபேஸ் உடன் இணைப்போம் என் யூசர் நேம் ரூட் மற்றும் என் பாஸ்வேர்ட் ஏதுமில்லை டேட்டாபேஸ் ஐ தேர்வு செய்வேன் அதுதான் இங்கே உள்ள பிஎச்பி லோகின் அங்கே போய் பார்க்கலாம் இதோ நம் டேபிள் யூசர்ஸ் அதை பின்னால் பயன்படுத்தலாம் அடுத்து பாஸ்வேர்ட்ஸ் ஐ பெற ஒரு குரி ஐ உருவாக்கலாம் ஆகவே டைப் செய்வது query get அது equal to MySQL MySQL query மற்றும் இங்கே டைப் செய்வது select password users database இல் இருந்து பாஸ்வேர்டை பெற வேண்டும் இங்கே அதை பார்க்கலாம் இதுதான் users table டைப் செய்வது where username is equal to user இது நம் செஷன் வேரியபிள் நம் யூசரின் யூசர் நேம் இதில் உள்ளது நாம் செய்வது username equal to session name மற்றும் அது இங்கு is equal to Alex. இதற்கான நம் பாஸ்வேர்ட் ஹாஷ் ஐ இந்த டேபிள் இருந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஆகவே இந்த query சரியாக இருக்கும். மேலும் டைப் செய்வது கடைசியில் or die. Query didn't work. ஏதேனும் பிழை செய்தி. இந்த பிழை செய்திக்கு உங்கள் கற்பனை திறனுடன் எதை வேண்டுமானாலும் எழுதலாம். சொல்லக்கூடியது ஆர் டை உங்கள் பிழை செய்தி இங்கே வரலாம் ஆனால் நேரம் கருதி இப்போது விட்டுவிடுகிறேன் இப்போது டேட்டாபேஸ் இல் உள்ள ஒவ்வொரு ரெக்கார்ட் ஓடும் வைல் பங்ஷன் லூப் ஆகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் இந்த முறை யாரோ இட்ட கமெண்ட் மூலம் தெரிய வந்தது சொல்வது row equal to mysql fetch associative மற்றும் அது query get old password DB ஐ அமைக்கலாம் அது புதிய வேரியபிள் நேம் இதை சப்மிட் செய்த பழைய பாஸ்வேர்டுடன் குழப்பிக்கொள்ள வேண்டாம் டேட்டாபேஸ் இல் உள்ள நம் பழைய பாஸ்வேர்ட் ரோவுக்கு சமம் இது ஒரு அரேவை உருவாக்கும் இந்த வேல்யூ பாஸ்வேர்ட் ஏனெனில் டேட்டாபேஸ் க்குள் இதுவே பாஸ்வேர்ட் இந்த லேபிள்களை பயன்படுத்த வேண்டும் இங்கிருந்து நம் பாஸ்வேர்ட்ஸ் ஐ சோதிக்கலாம் நம் பழைய பாஸ்வேர்ட்ஸ் மற்றும் புதிய பாஸ்வேர்டுகளை சோதிப்பது ஒரு எளிய if statement ஆல் டைப் செய்யலாம் old பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ் இல் உள்ள old பாஸ்வேர்ட் க்கு சமமானால் இரண்டும் எம்டி5 ஹேஷஸ் அவற்றை முன்னேயே எம்டி5 ஹாஷ் ஆக மாற்றினோம் ஆகவே அவை சமமானால் ஒரு கோடு block ஐ இயக்கலாம் இல்லையானால் பேஜ் ஐ நீக்கலாம் மேலும் old password does not match என்று சொல்லலாம். ஆகவே இங்கே நம் வேலிடேஷனின் முதல் பகுதியை தாண்டியாயிற்று என கொண்டு அதாவது பழைய பாஸ்வேர்டை டேட்டாபேஸில் உள்ள பழைய பாஸ்வேர்டுடன் ஒப்பிட்ட பின் இப்போது புதிய பாஸ்வேர்ட்ஸ் இரண்டும் தேவை. இப்போது இது மிகவும் சுலபம். டைப் செய்க if new password is equal to repeat new password. பின் கோடின் ஒரு பிளாக்கை எழுதலாம். இல்லையானால் பேஜை நீக்குக மேலும் சொல்வது நியூ பாஸ்வேர்ட்ஸ் டோன்ட் மேட்ச் ஆகவே இங்கே இது சக்சஸ் பின் சொல்வது சாங்கே பாஸ்வேர்ட் இன் டேட்டாபேஸ் ஆகவே இப்போது நான் செய்வது சக்சஸ் என எச்சோ அவுட் செய்து பின் என் பேஜ் போகிறேன் வேண்டுமென்று பாஸ்வேர்டை தப்பாக டைப் செய்கிறேன் புதிய பாஸ்வேர்டாக டைப் செய்வது ஏபிசி சேஞ்ச் பாஸ்வேர்டை சொடுக்க old password does not match பழைய பாஸ்வேர்டாக டைப் செய்வது ஏபிசி அது உண்மையே 123 ஐ என் புதிய பாஸ்வேர்டாக கொடுத்து அடுத்து ஏதேனும் டைப் செய்ய கிடைக்க வேண்டியது ஹோ old password does not match பின்னே போய் கோடை சோதிக்கலாம் old password row password query get இங்கே டீபக் செய்ய சொல்வது எச்சோ old பாஸ்வேர்ட் டிபி கடைசியில் ஒரு பிரேக் மற்றும் சொல்வது எச்சோ இன்னொரு பிரேக் உடன் old பாஸ்வேர்ட் இப்போது ஸ்கிரிப்ட் ஐ மீண்டும் இயக்கலாம் பழைய பாஸ்வேர்ட் ஏபிசி புதிய பாஸ்வேர்ட் 123 பின் சில எழுத்துக்கள் சரி இவற்றை ஒப்பிடலாம் அவை ஒரே தான் தெரிகின்றன ஆகவே இன்னும் பிரச்சனை இருக்கிறது கோடை மேலும் சோதித்து எழுத்தை சரிபார்த்து பிரச்சனையை கண்டுபிடித்து விட்டேன் என் டேட்டாபேஸுக்கு இங்கே மீண்டும் செல்கிறேன் இந்த மதிப்பை நான் சேர்த்தேன் மேலும் இந்த ஸ்பேஸை இதன் கடைசியில் உருவாக்கினேன் இது நீல நிறத்தில் ஹைலைட் ஆகி இருக்கிறது இதை சீக்கிரம் நீக்கிவிட்டு என் பேஜுக்கு வருகிறேன் வழக்கம் போல லாகின் செய்து என் பாஸ்வேர்டை மாற்ற பழைய பாஸ்வேர்டை சரியாக உள்ளிட்டு மேலும் சில டெக்ஸ்ட் புதிய பாஸ்வேர்டுகளுக்கு புதிய பாஸ்வேர்டுகள் ஒத்துப்போகவில்லை என தெரிகிறது நாம் இதை ஏற்கனவே எச்சோ அவுட் செய்தாயிற்று ஆகவே இப்போது நீக்கிவிடலாம் என் பாஸ்வேர்ட்ஸ் ஒத்துப்போவதாக கொண்டு இந்த வெற்றி செய்தியை எச்சோ செய்யலாம் இவற்றை நீக்கலாம் டீபக்கிங் செய்வதற்காக இவை வந்தன டைப் செய்வது என் பழைய பாஸ்வேர்ட் என் புதிய பாஸ்வேர்ட் 123 மீண்டும் 123 சாங்கே பாஸ்வேர்ட் ஐ சொடுக்க சக்செஸ் அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் டுடோரியலின் மூன்றாம் பகுதியில் யூசரின் பாஸ்வேர்ட் அப்டேட் ஐ தொடரலாம் மேலும் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்றும் சோதிக்கலாம் தமிழாக்கம் கடலூர் திவா குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி